매콤매콤 안떼요그다 சட்டபாரதி மதுரை பலின் உன் மொழப்பு படிக்கிறேன் உங்கள் பேச ஒன்று உள்ள தலைப்பு என் அம்மா வார்த்தைகளே இல்லாத வாசிவோம் அளவில்லாத அன்பு சுய நலம் இல்லாதையும் அம்மா நம்மா அம்மா நம்ம பேர் மீனால் அம்மா என் தோழி என் அம்மா எங்கள் வீட்டு தலைவி என் அம்மா அறுபத்தி உறவை சமைத்து தருவார்கள் என் அம்மா வீட்டு பழங்களை செய்ய உதவி செய்வார்கள் என் அம்மா ஆடைகளை வாங்கி தருவார்கள் என் அம்மா கரையான உழப்பாளி என் அம்மா எல்லாமே நம்ம நம்ம கொம்மை பிடிக்கும் பெற்றோட்டோலே நீ சின்ன சொன்ன அம்மா எல்லா தின்னாலும் புனிதமான அண்ணன் தினம் அண்ணன் தினம் ஒவ்வொரு ஆளும் மே மாதம் அண்ணன் நாட்டுக்கெல்லாமே கொண்டப்படுகிறது நான் மரத்தில் இருக்கும்போதே நச்சவி ரசித்தவள் அம்மா எனக்கு சுற்றுகிறது என்னை சூடாக சாப்பிட மாட்டாள் என்னம்மா நான் சிரிக்கும் போதும் அழுகும் போதும் நான் அழுகும் போதும் தவக்கும் போதும் உதவி செய்தவங்க இப்போ என்ன செய்யணும் தெரியுமா அந்த பேச்சு பேச்சு சொன்னவங்க இந்த கொஞ்ச நேரமாக மாதிரி இருக்கியா மாணவர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு நச்சினை வானொலி சேவை நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக W W dot Nachinai dot ORG என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் சிறு துளிதான் பெருவெள்ளம் அந்த கதை சொல்லி ஊட்டு விட்டாங்க இன்று நகைச்சலும் ஊற்றி விட மாட்டாங்க அந்த விளையாட சொல்லுவாங்க விளையாட சொன்னவங்க இது பதி பதி பதி பதின்னு சொல்லுவாங்க ஆனால் தனக்கும் நம்மைக்கும் வளர்ச்சிங்கு தான் இப்படின்னா மக்கள் நப்பம் வாழ்வை வெற்றி பெறுவோம்